ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜேசிபின்ல என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்கோம் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்

5 dollars 5.99 இது எல்லாமே செவன் டாலர்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்ராக்ஸும் செவன் டாலர்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கு $4 uh, 4.99 ஆஃபர்னே சூப்பராக இருக்குது செவன் டாலர்ஸ் தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு க்யூட்டாக இருக்குது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஸோ இதுவும் செவன் டாலர்ஸ் தான் umbrellas. The coat model is 7.99 dollars. Just 4.99 colors ஸ்ட்ரெட்லாம் பாருங்கள் செவன்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் வந்து ஃபைவ் டாலர்ஸ் தான் இந்த ஷர்ட்டு மோஸ்ட்லி எல்லா ஷர்ட்டுமே ஃபைவ் டாலர்ஸ் தான் வருது இந்த ஒயிட்டும் ஃபைவ் டாலர்ஸ் ஃபைவ் டாலர்ஸ் தான் ஷர்ட்டுமே வந்து ஃபைவ் டாலர்ஸ் தான் இந்த ஷர்ட்டில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் போட்டுருக்காங்க நம்ம முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் தான் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஸோ ஒரு டிஷர்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் வருது நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ளூ ஒயிட் பர்பிள் ஸோ இங்கே வந்து டாப்ஸ்லாம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருப்பாங்க இந்த டாப்ஸ்லாம் ஒரே ரெண்டு டாலர் தான் டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபைவ் டாலர்ஸ்குள்ளே தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் இங்கேயும் hmm. எல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க டீஷர்ட்ஸ்லாம் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லீவ் இல்லாத ஷர்ட் ஸ்லீவ்ல பேண்ட்ஸ்லாம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் ஸோ எல்லாம் மிக்ஸாக இருக்குது ஃபார்மல் பேண்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே 我跟你说，你到那找。 இப்போ சன் கிளாஸஸ்லாம் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஸோ ஒரு கிளாஸுமே வந்து ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி தான் வருது மேக்ஸிமம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்தாங்க சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ ஒரு ஹேண்ட் பேக் வந்து செவன் டாலர்ஸ் டென் டாலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே கிளியரன்ஸு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் தான் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் செய்யும் இது எல்லாமே செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இதில் வந்து எந்த பீஸ் எடுத்தாலுமே நைன் பாயிண்ட் நைன் எயின் தான் பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்ஸ் எல்லாமே நைன் பாயிண்ட் நைன் டாலர்ஸ் தான் がぎくだらないのまで繰り返すことがあるからね。Christmas love. இப்போ இருக்க பாய்ஸஸ்லாம் வந்து பாய்ஸ்க்கு வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டுருக்காங்க ஷர்ட்ஸ்லாம் இது வந்து எது எடுத்தாலும் நைன் பாயிண்ட் நைன் நைன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆஃப் ஒயிட் பர்பிள் ப்ரௌன் 我扫了。 broke